எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே யோசபாத்துடைய காலத்தின் நாட்களில் இந்த யுத்தத்தினுடைய வரலாறு ரொம்ப சிறப்பானதாக ஆவியானவர் பதிய வச்சிருக்கிறார் ஒவ்வொரு ராஜாக்களை பற்றி ஆதியோடு அந்தமாக எல்லாத்தையும் ஆண்டு சொல்ல ஒவ்வொரு ராஜாக்கள் நல்ல ராஜாவோ கெட்ட ராஜாவோ விசுவாசம் உள்ளவனோ விசுவாசம் இல்லாதவனோ அக்கிரமம் செய்தவனோ நீதி நடப்பித்தவனோ எல்லா ராஜாவை பற்றியும் ரொம்ப சுருக்க சுருக்கமாக கொஞ்சம் கொஞ்சத்தை தான் ஆண்டவர் ராஜாக்கள் புஸ்தகத்தில் நாலாகம புஸ்தகத்தில் சாமியல் புஸ்தகத்திலலாம் எழுதி வச்சிருக்கிறார் உங்களுக்கு அது தெரியும் எனக்கு அன்பானவர்களே நல்லா கவனிங்க இந்த யுத்தத்தின் வழியாக யோசபாத் ராஜாவுடைய ஆவிக்குரிய கெப்பாசிட்டியை கத்த நமக்கு காட்டித்தரார் அதைத்தான் இப்போ நம்ம தியானிச்சுட்டுக்கிறோம் இருக்கிறோம் இந்த யுத்தத்தின் வழியாக யோசபாத்துக்கு கத்தர் எதை புரிய வைக்கிறார்னா தான் நேசிக்கிறவர்களுக்கு நான் என்ன செய்வேங்கிற ரெண்டு விஷயத்தை ஆண்டு சொல்கிறார் அதான் நம்ம வாசித்த ஏழாம் வசனம் இப்போ யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறத விட்டுட்டு ஜனங்களை யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்துறத விட்டுட்டு தேவனை தேடுகிறதற்கு ஆயத்தப்படுத்துகிறார் உபவாசித்து ஜெபிப்பதற்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார் அப்படி அவர் செய்த அந்த இடத்தினுடைய விஷயத்தை கத்தர் காண்பிச்சுட்டு ஏழாம் வசனத்தில் யோசபாத் பண்ண ஜபத்தை சொல்கிறார் எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா ஆண்டவரே கொஞ்ச காலங்களுக்கு முன்னால் ஒரு காலத்தில் நாங்கள் இப்போ சுகமாய் குடியிருந்துக்கிட்டு இருக்கிற இந்த தேசத்தை இந்த இடத்தை இந்த பூமியை நீங்கள் எங்கள் பிதாவாகிய ஆபுருகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் அப்படின்னு சொல்லி என்றைக்கும் இருக்குன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டீங்க கொடுத்துட்டீங்க அவருடைய ஜெபம் உங்களுக்கு புரியணும் எங்க விசுவாசத்திற்காக இப்போ இந்த யுத்தத்தை பண்ணுங்க அப்படி அவர் சொல்லலை அந்த ஜெபம் உங்களுக்கு புரியுதா எங்கள் எங் அந்த அந்த ஜபத்தினுடைய வார்த்தை கேளுங்க எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு அதாவது ஒரிஜினலாக இருந்த அந்த தேசத்தார ஒரிஜினலாக இருந்த அந்த குடிகளை ஆபிரகாமி நாட்கள்லேயே நீங்கள் துரத்தி அந்த காலத்தில் ஆமாம் இஸ்ரவேலுக்கு நீங்கள் அதை சுதந்திரமாய் தரும்போது அவங்கள துரத்தி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஆபிரகாமின் சந்ததிக்குன்னு சொல்லி என்றைக்கும் இது இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டீங்க இப்போ அதிலிருந்து எங்களை துரத்துறதுக்காக இவங்க வராங்கன்னு சொல்றார் எங்க ஜபத்தில் எங்கே பிடிக்கிறார் புரியுதா உங்களுக்கு இயேசுவி நாமத்தில் கத்தரை நாமத்தில் ஜாதிகளை சபிக்கிற அப்படிலாம் அவர் சொல்லலை கோலியாத்துக்கு எதிராக தாவி இது போன போது சொன்னார் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினால் நான் உனக்கு எதிராக வரேனர் அங்க அவனை ஜெயிக்கிறதுக்கு தாவீது புறப்பட்ட போது சொல்றார் நீ எந்த தேவனை எந்த ஜனத்தை நிந்திக்கிறையோ அந்த ஜனத்தினுடைய தேவனுடைய நாமத்தினால நான் உனக்கு எதிராக வரேன்னார் இப்போ இங்கே யோசபாத் என்ன சொல்றாருன்னா இங்கே என்ன சொல்றாருன்னா உங்கள் ஜனங்களுக்கு அவருகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்குன்னு நீங்கள் என்றைக்கு இருக்குன்னு கொடுத்துருக்கிறீங்க இது நித்திய சுதந்திரமாக நித்திய ஆசீர்வாதமாக அவங்களுக்கு தந்தைங்க அந்த சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்துறதுக்காக இருந்து இப்போ வராங்க அப்படிங்கிறார் எத்தனை பேத்துக்கு புரிகிறது அதாவது கத்தர் உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை இந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல சொல்றார் கவனிங்க கத்தர் தாம் நேசிக்கிறவர்களுக்கு நான் சொல்றேன் சிறப்பானதை தான் தருவார் த பெஸ்ட் அதை தான் கத்தர் உங்களுக்கு தருவார் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் காணான பற்றி பைபிள் எப்படி சொல்லுதுன்னா பாலும் தேனு ஓடுற தேசம் அதில் ஏழு பெரிய ஜாதிகள் இருந்தாங்களாம் அதுபோக மற்ற ஜாதிகள் ஜனங்கள் இருந்தாங்களாம் ரொம்ப வலிமை மிக்கவங்க ராட்சச தன்மை உள்ளவங்கள்லாம் இருந்தாங்களாம் பூர்வீகமாக அவங்க இருந்துட்டுருக்குறாங்களாம் நல்லா கேட்டுக்குங்க அவங்களெல்லாம் துரத்தி அடித்து விரட்டி விட்டுட்டு அந்த இடத்துல கைகளினால் இவங்க கட்டாத நட்டாத இவங்க ஏற்படுத்தாத கட்டிடங்களை தோட்டங்களை துறவுகளை எல்லாம் கொடுத்து கர்த்தர் இவங்களை அங்கே குடியிருக்க வச்சாராம் இது அவங்களுக்கு ஆண்டு வாக்கு செஞ்சாராம் தருவேன் காணான பிடிக்கிறதுக்கு இவங்க யாரும் எந்த வகையில் என்ன செய்யலை இவங்க யாரும் யோசிக்கவே இல்லை நமக்கு நல்லா தெரியும் எகிப்திலிருந்து வெளியேறி வந்த காலத்தில் அடிக்கடி அவங்க சொன்னாங்க ஆ நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தா பரவாயில்ல கடைசிக்கு நாங்கள் அங்கே அடிமை வேலை செஞ்சுட்டு செங்கல் அறுத்து ஆமாம் அதை பண்ணி இதை பண்ணி எப்படியோ நாங்கள் காலத்தை கழிச்சிருப்போம் குப்பையை கொட்டியிருப்போம் எங்களுக்கு அங்கே கலரையாவது என்ன செஞ்சுருக்கோம் அப்படித்தான் சொன்னாங்கன்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் இவங்களுக்கு தேவன் வந்து என்ன பண்ணார்னா பாலும் தேசமும் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் அவ்வளவு செழிப்புள்ளதாக இருந்த சிறப்பானதாக இருந்த ஒரு நல்ல தேசத்தை கத்துறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன செஞ்சார்னா தந்தார் அதற்காக அங்கே ஆல்ரெடி இருக்கிற அந்த தேசத்தின் சொந்த குடிகளாகிய எல்லா ஜாதிகளை ஜனங்களை துரத்தி அடித்து அவங்க கட்டி வச்சிருக்கிற மகிமையான கட்டடங்களை இவங்களுக்கு கத்துற எந்த பிரயாசமும் இல்லாமல் கொடுத்தாரான் இப்போ யோசபாத் என்ன ஜெபம் பண்ணுறாருங்கிறது உங்களுக்கு புரியணும் ஆண்டவரே நீங்கள் அன்னைக்கு செஞ்ச போதே அன்னைக்கு நீங்கள் இந்த தேசத்தை கொடுத்த போதே என்றைக்கும் இந்த ஜனத்துக்கு தான் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க இங்கே எங்கே தேவனிடத்தில் எப்படி ஒரு அண்டர்லைன் பண்ணுறாருங்கிறது புரிஞ்சுக்குங்க ஆப் நீர் சிநேகித்த உம்முடைய சிநேகிதனாகிய ஆபரகாமுக்கு அவனுடைய சந்ததிக்குன்னு சொல்லி நீங்கள் இதை கொடுத்துட்டீங்க இப்போ அந்த இடத்திலிருந்து அந்த ஆபரகாமின் சந்ததியாக இருக்கிற எங்களை துரத்துறது இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க விளங்குதா உங்களுக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே உங்களை கர்த்தர் சிநேகிக்கிறபடினால கர்த்தர் உங்களுக்கு பெஸ்ட்டை தான் தருவார் உங்களுக்கு சிறப்பானது தான் கத்தர் தருவார் மனிதர்களில் சிநேகத்திற்கு உதாரணமாக நிறைய பேர் சொல்லப்பட்டிருக்கிறாங்க அதில் உங்களுக்கு இரண்டு அல்லது மூன்று பேரை நான் காண்பிச்சு கொடுக்க ஆவியினால் நடத்தப்படுறேன் என்னோடு சேர்ந்து வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க ஒன்று சாமுவேல் ஒன்று சாமுவேல் புஸ்தகத்தில் முதலாம் அதிகாரத்தில் முதலாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்தை எடுத்த ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம் அன்னாரை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரட்டிப்பான பங்கு கொடுப்பாள் கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் நல்லா கேளுங்க கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் வேற மலடியாய் இருந்தால் அப்படிங்கிற அர்த்தம் வேற உங்களுக்கு அது புரியணும் என்னை கேளுங்க கர்ப்பம் அடைக்கப்படுறது அப்படிங்கிறதுக்கு மீனிங் வேற கர்ப்பம் தரிக்க முடியாதபடிக்கு மலடா இருக்குதுங்கிறதுக்கு அர்த்தம் வேற அது சாபம் கர்ப்பம் மலடா இருக்குதுங்கிறது சாபம் கர்ப்பம் அடைக்கப்பட்டு இருக்கிறதுங்கிறது தண்டனை அல்லது தேவன் எதையோ உணர்த்ததுக்காக கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுக்கிறதுக்காக கத்தர் விரும்புகிறதற்காக கத்தர் எதையோ ஒன்று நமக்கு புரிய வைத்து பக்குவப்படுத்துறதுக்கு சில காலங்களை நமக்கு தருவதற்காக அதைய ஒரு தண்டனையாய் அல்லது அதை ஒரு பிறம்பாய் அல்லது அதை வந்து ஒரு பீரியடாக கத்தர் ஏற்படுத்துகிறார்னு சொல்லலாம் எனக்கு கண்பானவர்களே கவனிங்க இந்த இடத்துல அண்ணாளுடைய குடும்பம் எப்படி ஆண்டவர் ஆராதிச்சது எப்படி அவங்க தேவனை வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிறத அந்த அதிகாரம் ரொம்ப அழகாக சொல்லுதுங்க அதில் எல்கானா ரொம்ப விசேஷமான மனுஷன் அவன் ஆராதனை பண்ணினாலும் தேவ சபைக்கு வந்தாலும் பலி செலுத்தினாலும் அவன் நேசிக்கிற மனைவி அன்னால் கர்ப்பமாக இருக்க கர்ப்பம் தடைபட்டு கர்ப்பம் தரிக்க முடியாதபடிக்கு அவள் இருக்கிறாள் அப்படிங்கிறதுனால அவளை வெறுக்காம அவளை அதிகமாய் நேசித்து என்ன பண்ணான்னா இரண்டு மடங்கு பங்கு கொடுப்பானான் எப்பவுமே அந்த வசனம் மீண்டும் பாருங்க அன்னாலை சிநேகித்தபடியினால் அன்னாலை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான் சிநேகித்தபடியினால இரட்டிப்பான பங்கு கொடுப்பான் மற்றவங்களுக்கு எல்லாம் மற்ற மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் உறவுகளுக்கும் ஊராருக்கும் ஆமாம் ஒரு கரண்டி வச்சானா இவளுக்கு மட்டும் அவங்களுக்கு எலும்போடும் இன்னும் அவங்களுக்கு அப்படி இப்படி இருக்கிற மட்டன் இறைச்சி வச்சானா இவளுக்கு எலும்பே இல்லாமல் பைபிளில் போட்டிருக்குது பாருங்க இரட்டிப்பாய் அந்த ரட்டிப்பு அப்படின்னா எண்ணிக்கையின்படி ரெண்டு நீங்கள் எடுத்துக்க கூடாது அப்படி அர்த்தம் அல்ல எண்ணிக்கையின்படி இரண்டு அப்படி அல்ல அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதிகமாய் கொடுப்பான் மற்றவங்களுக்கு எல்லாம் இல்லாத அளவிற்கு சிறப்பாய் கொடுப்பான் அதிகமாய் கொடுப்பான் அப்படி தான் அதுக்கு மீனிங் அப்படி தான் அதுக்கு அர்த்தம் இந்த யாக்கோப்புடைய வீட்டில் பிறந்த பிள்ளைகளை பற்றி ஒரு காரியம் இருக்குது என்னோடு சேர்ந்து அதை கொஞ்சம் திருப்பி பாருங்கள் அதை கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஆவியானவர் சில விஷயங்களை உங்களுக்கு கற்றுத்தருவார் பாருங்கள் என்னோடு சேர்ந்து யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை நடத்துகிற இடத்துல பிள்ளைகளை பாவிச்சு கொண்டு வந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிற ரகசியத்தை ஆவியானவர் ரொம்ப அற்புதமாக ஒரு இடத்துல காண்பிப்பார் அதை கொஞ்சம் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து கரத்தில் கையில் வச்சுக்கொள்ளுங்க அதில் மூன்றாம் வசனம் பாருங்கள் இஸ்ரவேலின் முதிர் வயது இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசி அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான் செய்வித்தான் மற்ற குமாரர்கள் மேல இல்லாத அளவுக்கு யாக்கோப்புக்கு யோசேப்பின் மேலே ஒரு அன்பு இருந்துச்சு அந்த அன்புக்கு என்ன ஒரு காரணம்னு கேட்டிங்கன்னா யாக்கோப்புடைய வயோதிபத்தில் பிறந்தவர் யோசேப்பு கவனிங்க யாக்கோப்பின் வயோதிபத்தில் பிறந்தது ஒரு காரணம் அங்கே ஆவியான ரொம்ப அழகெழுதி இருக்கிறார் இசரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இசரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான ஆமாம் மல்டி கலர் ட்ரெஸ்ஸு கொடுத்தான்னு போட்டிருக்கு இந்த ரொம்ப காலத்துக்கு அப்புறம் பையன் பிறந்துச்சு புள்ள பிறந்துச்சுங்கிற வீட்லலாம் இந்த பிரச்சனை இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க வயசான காலத்தில் பிறந்த பிள்ளை அப்படிங்கிறதுனால அது மேலே தவம் இருந்து பெத்தேன் அப்படிங்கிற எல்லாம் சொல்லி அந்த பிள்ளையை குட்டி சுவர் ஆக்கிடுவாங்க அது வேறு விஷயம் இங்கே கூட சில குட்டி சுவர் அப்படி இருக்கும் சில பேருக்கு கடைசியாக பிறந்துச்சு அப்படின்னு அதில் அதில் அவங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் இதுதான் கடைசி பிள்ளை சில பேருக்கு இது மூத்த பிள்ளை அப்படிங்கிறனால அந்த மூத்த பிள்ளை மேலே ஒரு என்னை கவனிக்கிறீங்களா இங்கே இருக்கிறீங்களா இல்லையா இருக்கிறீங்க தானே நிறையா பேர் பண்ணுற தப்பை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த லேட்டாக பிறந்துச்சுங்கிறதுனால ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் முதல் பிள்ளை அப்படி அதை கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சுருப்பீங்க தொட்டதுக்கெல்லாம் அதுக்கிட்ட இருக்கிற குற்றம் குறை ஒன்றையும் சுட்டி காட்ட மாட்டீங்க இழுத்து போத்தி அதுக்கு பிளைண்டாக சப்போர்ட் பண்ணிவிட்டு கெடுத்து வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க நிர்மூலமாக்கி நாசம் பண்ணிகிட்டு இருப்பீங்க பிள்ளைகள் அது உங்களுக்கு தெரியாது பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்குற தாய் தகப்பன்னு ஒன்று புரிஞ்சுக்குங்க உன்னுடைய செல்லம் பிள்ளையை கெடுத்துடக்கூடாது ஜாக்கிரதையாக இருந்துங்க அதில் ரொம்ப நீங்கள் பைபிளில் போட்டிருக்குது கத்தர் நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சித்து தான் என்ன செய்கிறாராம் வசனம் எத்தனை பேருக்கு தெரியும் அவர் நேசிக்கிறவங்களை என்ன பண்ணுறாரு சிட்சிக்கிறார் தவறை தவறு என்று சுட்டி காட்டி அதுக்கு தகுந்த தண்டனையை கொடுத்து அவங்களை சரிப்படுத்துகிறார்னு தான் பைபிள் போட்டிருக்குது நீங்கள் நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சிக்காமல் அவங்ககிட்ட இருக்கிற குறைவுகளை சுட்டி காட்டாமல் நீங்கள் பூசி மொழுகி வளர்க்கலான்னு நினச்சிங்கன்னா அந்த பிள்ளை வளராது அது மாடு மாதிரி தான் இருக்கும் சிலது பெத்தது சொல்லுது பெத்தது பிள்ளையை சொல்லுது மொத்தத்தில் ரெண்டுக்குமே என்ன இருக்குது சொல்லுங்க மக்களே பங்கு இருக்கு இந்த வயசான காலத்தில் பிறந்ததுன்னு பிள்ளையை தொலைச்சிடாதீன்னு ஆண்டு சொல்ல சொல்கிறேன் நாசம் பண்ணிடாத ஒரே பையன் என் குடும்பத்தில் ஒரே பிள்ளை இந்த எப்படியெல்லாம் கெடுக்கிறதுக்கு எதையெல்லாம் காரணம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்களேன் எங்கள் வீட்லேயும் எனக்கு லேட்டாக தான் மேரேஜ் ஆச்சு லேட்டாக தான் மறந்துச்சு அதனால் அதுக்கு அது அது அது பண்ணுற அக்கிரமத்துக்கெல்லாம் ஒரு சாக்கு அப்புறம் இந்த மூஞ்சி மொழி முகம் யாராச்சும் உங்கள் நீங்கள் நேசிக்கிற யாராவது மாதிரி இருந்ததுன்னா அதனால் அதுக்கு ஒரு அன்பு காட்டுறது மொத்தத்தில் இது எல்லாமே என்ன ராங்கு இது எல்லாமே தவறு யாக்கோபுக்கு வயசான காலத்தில் யோசேப்பு பிறந்தாராம் அதனால அந்த யோசேப்பின் மேல் அவருக்கு என்ன இருந்துச்சான் நல்லா கவனிச்சுக்குங்க நான் அதனுடைய மைனஸ் இப்போ நான் பேச விரும்பலை நேசித்ததுனால பல வருடமான ட்ரெஸ்ஸை கொடுத்தான்னு ஆண்டரங்க எழுதியிருக்கிறார் இதைவே அண்ணாலும் செய்தா தெரியுமா உங்களுக்கு சாமுவேலுக்கு செய்தா எப்போல்லாம் ஆலயத்துக்கு வராலோ அப்பொழுதெல்லாம் சாமுவேலுக்கு என்ன செய்வான்னா ஒரு சட்டை தைச்சிட்டு வந்து கொடுப்பான் போட்டிருக்குதா சரி மூணாவது இந்த நேசத்துக்கு அடையாளமாக சிநேகத்திற்கு அடையாளமாக என்ன கொடுப்பான்ங்கிறதுக்காக உங்களுக்கு ஆவியானவர் காண்பிச்சிட்டு இருக்கிறார் இந்த தகப்பன் நேசித்த பிள்ளைக்கு தகப்ப ஒரு கணவன் நேசித்த மனைவிக்கு ரட்டிப்பான பங்கு தகப்ப நேசிக்கிற பிள்ளைக்கு வருணமான அங்கி ஆமாம் மாமியை நேசித்த மருமகளை பற்றி உங்களுக்கு தெரியும் ரூத்தின் சரித்திரத்தை நீங்கள் திருப்பினீங்கன்னா அதில் மாமிக்கு கொடுக்கப்படுகிற அந்த அந்த அந்த வாழ்த்தில் அந்த வாழ்த்து செய்தியில் அழகாக ஆவியான ஒரு விஷயத்தை உணர்த்துறாரு பாருங்க அந்த மருமகளுடைய அன்பை அவளுக்கு காட்டித்தரும்போது தரும்போது நாலாம் அதிகாரத்தில் அவள் உன் வசனம் அவள் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் முதிர் வயதிலே உன்னை ஆதரி முதிர் உன்னை இருக்க கடவன் உன்னை உன்னை சிநேகித்து உனக்கு அருமை உனக்கு இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாலே என்றார்கள் இப்படியெல்லாம் மருமகளை இன்னைக்கு பார்க்க முடியுங்களா எல்லா வீட்லயுமே ஒரு பெரிய கேள்விதான் எனக்கு தெரிஞ்சு மாமி நல்ல மாமி அப்படி சொல்ல முடியாது ஆனால் மருமக நல்லவ அவையான ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார் பாருங்க உன்னை சிநேகிச்சா உன்னை அவள் சிநேகிச்சிருக்கிறா அப்படிங்கிறார் இது ஆவியானவர் அவளை குறித்து எழுதியிருக்கிற சாட்சி உன்னை சிநேகித்து உனக்கு ஏழு குமாரர் இருந்திருந்தாலும் அவங்க எல்லார விட உன்னை அதிகமாக நேசித்தவ தான் ஆண்டு காட்டுறாரு பாருங்களேன் அதாவது சொந்த குமாரனை விட சொந்த குமாரர்களை விட ஏழு பேர் இருந்திருந்தாலும் ஏழு ஆண் மக்கள் ஒருவேளை நகோமிக்கு ஏழு பேரில் ரெண்டு பேர் தான் இருந்தாங்க மக்களோன் கிளியோன் உங்களுக்கு தெரியுதானே அவங்க ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க ஆனால் ஆவியர் எப்படி சாட்சி கொடுக்குறாருன்னு பாருங்க உன்னை சிநேகித்து உனக்கு இருந்த ஏழு குமாரரை பார்க்கலாம் உன்னை அதிகமாய் உனக்கு அருமையாய் தெரிகிற உனக்கு அருமையா இருக்கிற உன்னுடைய மருமகள் இவனை பெற்றிருக்கிறா எத்தனை பேருக்கு புரிகிறது ஏழு பசங்க உனக்கு இருந்திருந்தாலும் அந்த ஏழு பசங்க உன்னை அப்படி என்ன செஞ்சிருக்க முடியாது நேசிச்சிருந்திருக்க அவ்வளவு உனக்கு பிரியமானவன் அப்படி உன்னை நேசித்தவன் சாட்சி கொடுக்கிறார் அந்த நேசம் உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் ஒன்றாம் அதிகாரத்தில் பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வரைக்கும் இருக்கிற மூணு வசனத்தை படிக்கணும் இந்த தான் நேசித்த அந்த மா மாமிக்காக இந்த மருமகள் ரூத்தி என்ன பண்ணாங்கிறத ஆவியான எழுதி வச்சிருக்கிறார் அப் அப்படி செய்து இந்த மாமியை நேசிக்கிறத அந்த ரூத்து காண்பிச்சா அப்படிங்கிறத ஆண்டவரே சாட்சியாக அங்கே எழுதி வச்சிருக்கிறார் ஒன்றாம் அதிகாரத்தில் பதினஞ்சிலிருந்து பதினெட்டு வரைக்கும் மூணு வசனங்களில் அதை இப்போ வாசிக்க வேண்டாம் அதில் தான் இந்த ரூத்தினுடைய சிநேகம் இந்த மாமியின் மேலே அவளுக்கு இருந்த அன்பு அந்த பிரியத்தை ஆண்டு அப்படியே காட்டி வச்சிருக்கிறார் அவள் அதுக்காக என்ன தெரியுமா பண்ணுனா அந்த அன்புக்காக என்ன பண்ணான்னா அவள் தன் சொந்த தேசத்தை விட்டு வந்தான் சொந்த இனத்தை விட்டு வந்தா ஆமாம் அவள் இன்னொரு வாழ்க்கையை தேடிக்கல தன் மாமியை நம்பி தன் மாமிக்காக அவள் என்ன செய்கிறான்னா இந்த கிழவிக்காக இவ பின்னாண்டி வந்தா அவள் வேறொரு வாழ்க்கையை தேடவே இல்லை தன்னுடைய இனத்தை பார்க்கல தன்னுடைய ஜனத்தை பார்க்கல தன்னுடைய தேசத்தை பார்க்கல தான் வழிபட்டு வந்த கடவுளை கூட சாமியை கூட தூக்கி எறிஞ்சிட்டு வந்தான் ஆவியான் எழுதியிருக்கிறார் நான் சொல்கிறதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது இது நேசத்தின் வெளிப்பாடு நம்ம இந்த உலகத்தில் நம்மளை நேசிக்கிறவங்க அல்லது நாம் நேசிக்கிறவங்களுக்காக இப்படி எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களை சிநேகிக்கிற கத்தர் உங்களுக்கு சாதாரணமானதையே தருவார் எத்தனை பேர் உணர்றீங்க நீங்கள் நேசிக்கிறவங்க நல்லதோ நீங்கள் செய்கிறது சரியோ தவறோ நல்லதோ கெட்டதுன்னு சொல்ல முடியாது சரியோ செல்லம் கொடுத்தே கெடுக்கிறீங்கன்னு சொல்கிறேனே அதை நீங்கள் சரின்னு நினச்சிட்டுக்கலாம் இருக்கலாம் ஆனால் அது தவறு நீங்க நேசிக்கிறவங்களுக்காக நீங்களே பைபிள் ஒரு மனுஷன் மனுஷனை நேசித்ததுக்காக இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறான் அவன் ரெண்டு மடங்கு ரெண்டு ரெட்டிப்பான பங்கு கொடுக்கிறான் அங்க யாக்கோப்பு பலவர்ணமான அங்கி கொடுக்கிறான் இங்கே இந்த மருமக இவளை நேசிக்கிறேங்கிறக்காக ஜனத்தையும் இனத்தையும் ஆமா தன் தெய்வத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தான்னு எழுதியிருக்கு மனுஷரை நேசித்தவங்களே இவ்வளவு செஞ்சிருக்கிறாங்கன்னா தேவனால் நேசிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கும் அன்று ஒன்றுமே தரமாட்டாரா எத்தனை இதுக்கு புரிகிறது இப்போ சொல்லுங்க கத்தர் எனக்கு பெஸ்ட்டை தான் தருவார் நான் அவருடைய சிநேகத்திற்கு ஆண்டுடைய அன்பை மட்டும் நான் ஆண்டுடைய அன்புக்கு மட்டும்தான் நான் பாத்திரமா வாழணும் அதை நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க அந்த ஆண்டவருடைய அன்புக்கு நான் பாத்திரமா வாழ முயற்சிக்கிறேன் அந்த அன்பை மட்டும் நான் பெற்றுக்கொண்டுட்டு இருக்கிறேன்னு சொன்னால் எனக்கு தேவன் எல்லாத்தையுமே பெஸ்ட்டாக தான் தருவாருங்கிறதுல நிச்சயமாயிருங்க ஒருவேளை எங்கேயாவது தப்பு நடந்திருந்தாலும் அதை கரெக்ஷன் பண்ணி கத்தர் உங்களை என்ன செய்வார் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அதை கரெக்ஷன் பண்ணி கத்தர் உங்களை கட்டாயம் உங்களுக்கு நன்மை செய்து உங்கள் மேல் அவருக்கு இருந்த அன்பை இந்த உலகத்திற்கு காட்டுவார்